ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து எப்படி ஃபாலோவர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரீயாக இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ப்ரௌசர் எதுனா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மிஸ்டர் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிடுங்க மிஸ்டர் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போனவனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நண்பா ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா வந்து இதோட இதில் வந்து ஃபைவ் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் அடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த இதுவோட வந்து ஆக்டிவ் ஃப்ரீ அந்த ஆக்டிவ் ப்ளான் வந்து ஆன் பண்ணணும் ஸோ அடுத்து வந்து நீங்கள் ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து டூ மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளான்ஸ் வந்து வந்துடும் ஸோ தட்ஸ் இட் நண்பா ஸோ இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோடனே இங்கே வந்து ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இது வந்து நான் வந்து எப்படி பண்ணுறதுனா வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்ல முடியாது டூ டேஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளால் வந்து கெயின் பண்ணிக்க முடியும் ஆனால் வந்து இதில் வந்து என்ன பிரச்சனைனா நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாலோவர்ஸுமே வந்து இன்னொருத்தவங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாலோவர்ஸ் வந்து வரும் நான் சொன்னேன் நல்லா புரிஞ்சுங்க இன்னொருத்தவங்களை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாலோவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாலோ வந்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஃப்ரீ பிளான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அவங்களுக்கு ஸோ அதாவது வந்து பெய்டு ஃபார்ம்னா வந்து நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபாலோவர்ஸ் வந்து எயிட்டி டாலர்ஸ்க்கு வருது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இது இதில் வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து டெலிவரி ஆகிடும் அதாவது ஒரு டேக்கு சிக்ஸ்டி ஃபாலோவர்ஸ் வந்து இது ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து இது எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் வாட்டு பை பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு மந்த்லி வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி இன்ட்டு தேர்ட்டினா வந்து ஒரு எய் one eight thousand eight hundred subs thousand eight hundred followers கிட்ட வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துடும் அதாவது எயிட்டி டாலர்ஸ் கிட்ட ஸோ எயிட்டி டாலர்ஸ்னால் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் தான் thousand eight hundred subs thousand eight hundred followers நண்பா ஸோ மறக்காமல் இது வந்து பாருங்கள் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிடுவாங்க so twenty four by seven சர்வீசஸும் இதில் இருக்குது ஸோ இதில் வந்து எனி டைம் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பக்கத்தில் வந்து லைக்ஸ்க்கான வந்து ஒரு இது நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து லைக் பண்ணுற மாதிரி ஒரு இது இது இது ஒரு மேட்ரு ஸோ இது வந்து ஆக்டிவ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் போடணும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் இது இதுக்கு வந்து நீங்கள் மேனுவலாக தான் பண்ணணும் இதுக்கும் வந்து ஒரு பெய்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஏழ்நூறு டாலர் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஆயிரம் லைக் வரும் நண்பா இது வந்து கிட்டத்தட்ட வித்தின் அ மினிட்ஸ்குள்ளே டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க இது வந்து பக்கா தான் நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இது வந்து என்ன எந்த டைம் வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இது வந்து உள்ளே போய் பண்ணி பாருங்கள் எனக்கு லாகின் பண்ணி எனக்கு இது பண்ணுறதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை அடுத்த வீடியோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் so I hope you enjoy this video so இன்றைக்கி தான் நம்ம first video so like and share and subscribe பண்ணிடுங்க நண்பா ஸோ கூடிய விரைவில் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரையும் உங்களிடம் விடுவிப்படுவது உங்கள் பிரிங் கேஷ்